மூன்று மூன்றாம் இடத்தில் நாள் இப்போ நான்காம் இடத்திற்கே போய் வலிமை பெறுகிறார் அதாவது நான்காம் பாவம் உங்களுக்கு வலிமை பெறுகிறது இவ்வளோ நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் காலகட்டம் ஆனால் அவர்கள் ஜாதகத்தில் குருடசை குரு புக்தி நடக்கணும் இல்லை ஏழாம் மாதிரி பலமாக இருந்தால் கண்டிப்பாக இதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நான்காம் இடத்துல இவ்வளோ நாள் வந்து சொத்து வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பா ஒரு கிரயம் கிரயம் பண்ணணும் ஒரு நிலம் வந்து ஏன்னா ஐந்துக்கு நான்காம் பாவம் ஏதாவது ஒன்று புதுசாக உங்ககிட்ட நீங்கள் வந்து விரயம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரணுங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே செவ்வாய் குரு நான்காம் பாவத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு மட்டுமே வேறு எல்லாருக்குமே கிடையாது சரிங்களா நான்காம் பாவம் என்பது ஒரு அடிப்படை கல்வி மாணவர்கள் வந்து நான்காம் மாணவர்களுக்கு யாருக்கெல்லாம் நாலாம் நான்காம் பாவத்தோட குருலாம் தொடர்பு பெற்றிருக்கோ சிறந்து விளங்குவாங்க நல்லா படிக்க முடியும் எட்டாம் பாவத்தில் குரு அமர்ந்து உங்கள் லக்கணத்திற்கு ராசிக்கு துருஸ்தானமான எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தையும் அப்புறம் உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் அப்படின்னா எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் தொழில் உங்களை திடீர்னு இவ்வளோ நாளாக பண இழப்பீடு இருந்திருக்கும் இல்லை திடீர்னு பணம் போகுதே ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களால் பணமே சேகரிக்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு அந்த துர்ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கறதுனால பணம் சேர்க்கும் அமைப்பு இனி உருவாகும் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு புதிய முயற்சிகள் உருவாகும் அப்போனா தொழிலில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்புங்கிறது உருவாகும் ஏன்னா குரு ஏழாம் பார்வையாக பத்தாம் பாவத்தையே பார்க்கிறார் உங்கள் கர்ம நீ கர்மானா என்னங்க பத்தாம் பவனா என்னங்க நீங்கள் தொழில் தொழில்னால் நீங்கள் தினமும் தினசரி செய்யும் வேலை நீங்கள் தினசரி என்ன வேலையை சரியாக செய்து கொண்டு வருகிறீர்களோ அதற்கான மதிப்பு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி இந்த மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு வந்த குரு அதற்கு மரியாதையை கொடுப்பார் சரிங்களா அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை சரியாக செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை அதற்கான மதிப்பு குரு கொடுத்து விட்டு செல்வீர்கள் ஆனால் யார் கொடுப்பார் எப்போ கொடுப்பார் அந்த தசாபுத்தி பலன்கள் சரியாக நடக்க வேண்டும் அவர்கள் நடப்பவர்கள் நிச்சயமான அந்த பலன் இருக்கும் நாலு ஏ நான்காம் அறி எப்பரி ஏழாம் அறிபடி குருவாகவே இருப்பதுனால நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை நண்பர்களோடு இணைந்து இல்லை அவர்கள் மூலியமாக ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் பெற்று அதன் மூலியமாக நீங்கள் ஏதோ செலவு செய்ய போகிறீங்க தொழில் ரீதியாக இது எல்லாமே தான் இந்த நான்காம் இட குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது எந்த விதத்திலும் தீமை இல்லை ஆனால் ஒரு மே அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி வருடம் ஒரு மே ஜூன் ஜூலை ஒரு நான்கு மாதங்கள் குருவும் கீரும் ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இணையும் காலகட்டங்களில் சற்று மந்த நிலையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை சிற அமைதியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த குரு வந்து என்றைக்குமே கெடுக்க மாட்டார் செய்யாமல் அமைதியாக விட்டுருவார் அவ்வளோதான் கெட்டது செய்யணும்னு நினச்சா சரிங்களா அதுவே ஒரு வகை கெட்டது தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது பட் உங்கள் ஜாதக அமைப்படி புட்டி ரொம்ப வலிமையாக இருந்துட்டா எந்த ஒரு கோச்சார பலன்களும் பலனளிக்காது சரிங்களா வேறு சந்தேகம் என்றால் கேட்கலாம் நன்றி ஓம் சேவம்